ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு மஸ்கேட் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து மா அரை கிலோ எடுத்திருக்கிறேன் இதை போட்டு ரொட்டி தண்ணி விட்டு ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைங்க இடையில இடையிலலாம் கை நான் கை கழுவினான் இப்போ வந்து ரொட்டி குழஞ்ச மாதிரி குழச்சிட்டேன் அதை வந்து லேசாக ஒரு தட்டு தட்டி போட்டு இந்த இப்படி சில்வர் நீங்கள் உங்களுக்கு தான் கப்புக்குள்ளே போட்டுட்டு இப்படி இந்த இதுக்கு மேலே ரெண்டு தண்ணி நார்மல் தண்ணி சுடு தண்ணி இல்லை நார்மல் தண்ணி குழைச்ச மாவை இதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி விட்டுருக்குறேன் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குறேன் அந்த மாவுக்கு மேலால் தண்ணி நிற்கணும் இதை வந்து நான் மூன்று மணித்தியாலம் ஊற விட போகிறேன் இது மூன்று மரத்தியாலும் ஊற வச்ச அதை வந்து நாங்கள் குழச்சி அந்த அதில் வர பால் எடுக்கணும் 맛있지맛있지이러는거고요너무많이먹어요 Jangan lupa முட்டையும் செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு கப் தண்ணி விட்டு திருப்பவும் இப்படி குழைச்சி அதில் வர பால் எடுக்க போகிறேன் முதல் எடுத்தேன் நான் ரெண்டு கப் இப்போ ஒரு கப் விட்டு எடுக்கிறேன் நல்லா அப்படி குழைச்சி கொண்டு வரத்தான் நல்லா பால் நல்லா இருக்கிற பால் எல்லாம் தெரியும் yeah. சேர்த்தா தான் கடைசியாக அந்த சக்கை விரும்பா அந்த சக்கை அதால் தான் இந்த இது வந்து ஊற போட்டுட்டு இப்படி பிடிவாங்க அதாவது மஸ்கேட் வந்து இந்த ரஃப்பாக வரும் திருப்பாவும் நான் நாங்கள் இரவில் செய்கிறவங்க இந்த நிழல் எல்லாம் விழும் அதை வந்து நீங்கள் கவனிக்காதீங்க ஏன்னா இது வந்து கைத்துறை வயசில் தான் எடுக்கிறோம் இங்கே வந்து என்னுடைய மஸ்கேட்டை மட்டும் பேரன் இதையும் வந்து திருப்பி முதல் எடுத்த இருக்கையே வடிங்க சாப்பிட்டு திருப்பி அரை கப் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இடணும் இது எங்களுக்கு பார்க்க தெரியும் எவ்வளோ அந்த மா குறைஞ்சிருக்காங்க சட்டி இருக்கும் இந்த இதையும் எடுத்து வடிச்சு போட்டு திருப்பியும் வடிச்சு போட்டு அரை கிலோ மா போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதை பாருங்கள் இது வந்து வெறும் சக்கரை இதில் இந்த இது விளைஞ்சு வரும் ரவர் மாதிரி போயிருக்கணும் மாதிரி இந்த பால் வந்து கீழையும் தண்ணி வந்து மேலேயும் வரும் அது நான் உங்களுக்கு மஸ்கே இந்த எட்டு மத்தியானம் மூடி அப்புறம் நான் காட்டுறேன் இது வந்து எட்டு மணித்தியாலத்துக்கு ஊற வச்ச இந்த மா பால் இங்கே பார்க்க தெரியுது தண்ணி வந்து மேலேயும் அந்த பால் மா வந்து கீழையும் இது வெள்ளை கிளாஸுக்குள்ளே விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி கிளாஸுக்கு விட்டால் அதை வந்து அந்த மேலே உள்ள தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து ஒரு இதுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் அந்த வெள்ளை அந்த தண்ணியை அப்படியே எடுக்கணும் கொஞ்சம் எதுவும் விடக்கூடாது கொஞ்சம் மாவு போகும் அது ஓகே ஆனால் தண்ணியை போட்டு எடுத்துடுங்க அது வந்து தேவையில்லை அதை வந்து ஊற்றலாம் அதை வந்து கொஞ்சம் நல்லா கிளக்குங்க கீழே வந்து ஊறி இருக்கும் கிளக்கிட்டு வந்து இந்த உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரைக்கரண்டி உப்பு அதை வந்து இதுக்கு போடுறது வந்து கொஞ்சம் இனிப்பு தண்ணியை காட்டுறது காட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ மஸ்கேட்டுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன் நானூறு கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் இருநூறு மில்லி நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் கஜு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து கலர் வந்து ரெட் கலர் தான் போட்டிருக்கிறேன் விருப்பமானாக்கள் மஞ்சள் கலர் போடலாம் அதோட வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு கப் தண்ணி இது வந்து அஞ்சூறு கிராம் மாவில் கரைச்ச பால் தான் அதனால தான் நானூறு கிராம் சீனி எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பை போட்டுட்டு சீனி பானையை காய்ச்சுவோம் இது வந்து சீனி பானி காய்ச்சறதுக்கு வச்சிருக்கிறேன் இந்த இது அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க அதுக்குள்ள இது வந்து நல்லா கொதிச்சு அந்த இதாக வரணும் மண்டி இல்லை ரெண்டு கொதியோட வைக்கலாம் இந்த ஒரு கொதி கொதிச்சுட்டுது இது இப்போ ரெண்டாவது கொதி பாருங்க அந்த நுரை வரும் நுரை வரைக்கும் பண்ணி பாட்டு திருப்பி இந்த பெரிய சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் கீழே கனமான சட்டி வைக்கணும் வச்சுட்டு இந்த இந்த கரைச்சி வச்சிருந்த பாலை அதுக்குள்ளே ஊற்றணும் இதை வந்து இப்படி கை விடாமல் கிண்டிக்கொண்டே இருக்கும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி போட்டு இப்படி கிண்டிக்கொண்டு இருக்க இந்த சீனி பானையும் அதுக்குள்ளே ஊற்றணும் കൈ വിടാമ ചെയ്യുന്നത് கைவிடாமல் அப்படி கிண்டி கொண்டு வர வைக்க நெய் கொஞ்சம் விடுங்க நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கலரும் இதோட சேர்த்து விடலாம் இது வந்து ரெட் கலர் நினைச்சேன்னா நான் அது பிங்காக வந்துட்டுது அதுக்கு என்ன கொஞ்சம் கூட விடுறேன் கைவிடாமல் கிண்டுங்க கை விட்டீங்களன்னு சொன்னால் அது கட்டித்தன்மை வந்துடும் நெய்யா திருப்பி கொடுங்க கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் விழுந்தோம் ஏலக்காயும் பிடிச்சு போட்டு போடலாம் நான் லைக்காக கூடுதலாக எல்லாரும் மஞ்சள் கலரில் தான் மஸ்கேட் செய்கிறவன் நான் எந்த பிள்ளைகளுக்கு இந்த கலர் விருப்பம் பண்ணவழிய செய்கிறேன் அந்த கஜு கஜுவையும் சேர்த்து போடுங்க இப்படி பாருங்க இப்போ சட்டியில் ஒட்டுப்படாமல் வருது இப்படி வருவோம் இப்போ வந்து பாருங்கள் சட்டியில் வந்து இப்படி ஒட்டுப்படையில் ஒட்டுப்படாமல் வந்துட்டு இதை வந்து நீங்கள் லேசாக அந்த கையை சுடுந்தால் கொஞ்சம் எடுத்து பாருங்க கண்ணாடி மாதிரி இந்த கையிலேயே ஒட்டுப்படாது கண்ணாடி மாதிரி வேணும் இருக்கிறது ரத்து ரக்கணும் இப்போ வந்து நான் விட்டாட்டி போகணும் வெயிலில் போட போகணும் போடலாம் நல்லா விடும் பாப்பா சுவையான மஸ்கெட் ரெடி ஆகிட்டுது நான் வந்து ரெண்டு ரயில போட்டிருக்கிறேன் அஞ்சூறு கிராம் மாவில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெயில் வந்திருக்குது நீங்களும் உங்களை வீட்டில் செய்து பாருங்க இது வந்து நான் ஆற விட்டுருக்குறேன் ஆற விட்டா பிறகு வெட்ட போகிறேன் இப்போ வந்து ஒரு அலுமினியத்தை விரித்து போட்டு நான் வந்து போட்டிருக்குறேன் அதில் இப்போ ஆறிட்டுது இப்போ வெட்ட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வடிவில் வெட்டலாம் எனக்கு இந்த கத்தியை துடைச்சி போட்டு வெட்டுங்க இப்போ வட்டி போட்டு ஒரு டிஷ்ஷில் போட்டிருக்கிறேன் இனி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பண்ணுங்க